இந்த ஏரியாக்குள்ளே ரெண்டு சைக்கோ இருக்காங்களாமா நேரத்தில் பட்டு பட்டு டேய் ப்ளீஸ் பார்த்தீங்களா யார் கிராஸ் முந்நூறு வருஷம் ஆச்சு சாம்பு மாதிரி ஏ மரியா அந்த பக்கம் சொல்லி போகுது லைட்டு வேற ஓகே ஹெட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிக்க விடலாமா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா ஹலோ கைஸ் பேய் வீடியோவில் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் வந்துட்டேன் இந்த வாரம் வந்து ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான வீடியோ எடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சோளக்காடு வீடியோ தான் எடுக்க போகிறோம் நான் அந்த ஸ்பாட்டுக்கு இன்னும் ரீச் பண்ணல ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜை தாண்டினோம்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டரில் வந்து அந்த ஸ்பாட் வந்துடும் நான் ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இன்ட்ரோ பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் தனியாக வந்திருக்கேன் சதீஷ் வரல ஸோ நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு பயத்தில் வந்து என்னால் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாது கேமரா அது இது நிறையா இருக்குது ஸோ ஒரு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஓரளவுக்கு நல்ல பிளேஸ் கிடச்சிது ஸோ இந்த இடத்துலையே வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன் ஸோ இங்கே வந்து எனக்கு இங்கே கேமரா வைக்கிறதுக்கு இடம் இல்லை என்னோடய பைக்கில் ஃபுட் ட்ரெஸ்ட் மேலே கேமரா வச்சு நான் இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இங்கேயே வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு உண்டான ஒரு மூடு வைப் வந்துடும் ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்லேயே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக பூச்சி நிறையா வருது சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ சுற்றியும் அனிமல்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது நிறையா ஆபத்து இருக்குது முக்கியமாக சிறுத்தை காட்டுப்பண்ணி காட்டுப்பண்ணி ரொம்ப மெயினு ஸோ இது நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சைக்கோவெல்லாம் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வீடியோ பயங்கர த்ரில்லிங்காக இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெறுத்தனமாக இருக்க போகுது அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இந்த இன்ட்ரோவை கட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போயிட்டு இது பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் ஃபைனலாக நம்ம சோழக்காடு ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம் இந்த இடமே படு பயங்கரமாக இருக்குது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது நான் இப்போது அந்த இன்ட்ரோ ஃபஸ்ட் இன்ட்ரோ முடிச்சுட்டு பைக்கில் வரும்போது சின்ன பாம்பு தான் ரொம்ப சின்ன பாம்பு குட்டி பாம்பு தான் கிராஸ் ஆகி போச்சு ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாவில் இதெல்லாம் சகஜம்தான் ஸோ நான் வந்துட்டேன் நம்ம ஸ்ட்ரீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடலாம் இங்கே பாருங்கள் இந்த சோழக்காடு வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து அப்படி சும்மா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக சோழக்காடு தான் ஸோ இதை ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இதில் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா இப்போ தான் சொன்னாங்க விசாரித்தேன் அந்த ஊர் வழியாக க்ராஸ் பண்ணி வரும்போது விசாரித்தேன் இந்த ஏரியாக்குள்ளே ரெண்டு சைக்கோ இருக்காங்களாமா லூசு பசங்களாடி இதெல்லாம் எப்படா சொல்லுவீங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நான் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க நான் இருந்தாலும் பரவாயில்ல வந்துட்டோம் ஸோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த இடம் ப்ளேஸ் இங்கே ஃபுல்லாக மழை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு நாளாக சரியான மழை ஸோ ஃபுல்லாக சேராக இருக்குது ஐஸ் கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் நம்ம நைட் விஷன் கேமரா வேறு நம்ம அங்கே முன்னாடியே வச்சுட்டு வந்துட்டோம் ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் முடியல எனக்கு நாலு கை வேணும் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் லைட்டு ஒரு கையில் நைட் விஷன்னு சொல்லிட்டு எல்லாம் லைட்லாம் பாக்கெட்டில் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன் சத்தியமாக முடியல கையெல்லாம் மலிக்குது அமைதியாக போயிட்டுருக்கும்போது சைக்கோ இங்கேருந்தான் வந்துட போகிறான் என்ன சவுண்டும் தெரியல ஏய் கைஸ் என்னதான் அனிமலா சைக்கோவன் தெரில நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகலாம் சைடு போக முடியாதாட்டு இருக்கு வராது வேற இருக்கீங்களா யாரு தான் வந்த வழி கைஸ் யாரும் நடக்கிற சவுண்டு கேட்குது ஏய் ஃபுல்லும் பிளாக் ஆனமாக இருக்குது நம்ம வேற வழியும் ட்ரை பண்ணலாம் யாரு ஏய் ஏய் ஏய் ஏய் ஆபத்து என்னமோ நாயோ பூனையும் இருக்கு நம்ம வேற வழி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வழி சூஸ் பண்ணிக்கலாம் சைடு யாரும் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அதான் சேஃப்டிக்கு நான் அந்த சைடு வந்துட்டேன் ஓடி ஏன்னா நம்ம கண்ணில் தெரியாத வரைக்கும் நம்ம ஆபத்தை வந்து நம்ம தடுக்கவே முடியாது கண்ணில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம ஐடியா பண்ணலாம் ஸோ என்னால் எதையுமே கண்ணில் பார்க்க முடியல நம்ம உள்ளே டீப்பாக போயிடலாம் ಬ್ಲಾಕ್ ಆನ್ ಮಾಡಿರ್ತೀವಿ நம்ம அந்த சைடு போகிறதுக்கு வழியே இல்லையா ஓகே வேறு வழி இருக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏய் something fishy. இதுதான் நல்லா வழி நினைக்கிறேன் வழி நல்லா ப்ராடாக இருக்குது சதீஷ் இல்லாமல் ரொம்ப பயமாக இருக்கு யார் யார் நடக்கிறது ஏய் சைக்கோ டேய் நீ சரியான ஆம்பளையாக இருந்தா கண்ணு முன்னாடி வந்து நில்றா உன்னால் வந்து நிற்க முடியுமா நாங்கள் வந்து உன்னை அட்டாக் பண்ண வரல நீ எதுக்காக இங்கே இருக்கிற என்ன பண்ணுற அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா Hey! Please. Something is zombie. வெளியில போகலாம் இந்த பக்கம் ஒரு வழி போகுது நேராக ஒரு வழி போகுது நம்ம அதில் போகலாம் யாரு யாரு கைஸ் ஏதோ அனிமல் பண்ணி நினைக்கிறேன் பண்ணி வந்துச்சுன்னா அவ்வளோதான் இந்த இடம் நல்லா இருக்கு ப்ளீஸ் உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் அமைதியாக இருந்தால் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன்

அந்த பக்கம் அப்படி போகுது இந்த லைட்டு வேறு கிடங்குச்சு இந்த பக்கம் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த பக்கம் வழி கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் மாதிரி இருக்குது இங்கே ஒரு வழி இங்கே ஒரு வழி அது அந்த சைடு ஒரு வழி இந்த சைடு ஒரு வழி ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயாவது நைட் விஷயம் நம்ம பேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கேப்சராக இருக்க ஈஸியாக இருக்கும் ஸோ நமக்கு இங்கே சவுண்டு கேட்குது சம்திங் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டெலாம் கேட்குது ஸோ நைட் விஷயம் வச்சிடலாம் இதை கையில் பிடிக்கிறதுக்கு வேலையா நம்ம நைட் டியூஷன் அங்கே இருக்கு ஸோ நம்ம போய்க்கலாம் இப்போ பிரச்சனை இல்லை யாராச்சும் வந்தால் கேப்சர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சவுண்டு கேட்குதா நான் அமைதியாக இருக்கேன் சவுண்டு கேட்குதுன்னு பாருங்க பண்ணி பண்ணி சவுண்டு பண்ணி சவுண்டு ஓ மை காட் ரொம்ப டேஞ்சரு சத்தியமாக இங்கேருந்து அந்த சைட் போய் ஆகும் இந்த பக்கம் இருந்தால் அவ்வளோதான் இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு வழி போகுது இந்த பக்கம் it's Psycho, psycho. எனக்கு இந்த சைக்கோ நடக்கிற சவுண்டு கேட்டே இருக்குது ரொம்ப பக்கத்தில் கேட்குது எந்த சைடு தான் தெரில டேய் கைஸ் பார்த்தீங்களா யாரும் காசு ஆடாது யாரா ஏய் யாரா ஓடுறது டேய் யாரா セイセイコセイコリンゴコモア Ui முன்னாடி வா தைரியமா இருந்தா முன்னாடி வாடா வா ದುಬಾರ ಆಫ ಯಾಪ ಹಿಡಿದೆ ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಸರಿ மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் சோளக்கிழமை மூஞ்சியெல்லாம் கீச்சிருச்சு ஏய் முன்னாடி வா நைட் டியூஷனில் தான் கேட்குறேன்னு தெரில பட் அந்த சரி அவன் போயிருப்பானான்னு தெரியல சுச்சுவேஷனில் ஏதாவது கேப்சர் ஆகிருந்தானா நமக்கு லக்கு வீடியோ நல்லா போகும் பட் கேப்சர் ஆகலைன்னா கஷ்டம் கடைசியில் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம் எனக்கு இங்கே தான் எங்கேயோ சவுண்டு கேட்குது எனக்கு கேப்சர் பண்ணால் போகிறது டைம் இஸ் டைம் ஒரு மணிக்கு மேலே ஆச்சு ஒன்றையாக போகுது நின்றுக்குச்சு மண்ணில் சொல்லி வச்சு நின்றுக்குச்சு ப்ளீஸ் உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள் சத்தியமாக சவுண்டு கேட்குது யாரு சேஸ் பண்ணுறத விட நம்ம சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் கையில் எங்கிட்ட எந்த இதுவுமே இல்லை சாரு யாராவது இருக்கீங்களா ஏ யாருங்க நிற்கிறது சவுண்டு யாரு சவுண்டு கொடுக்க முடியுமா நீங்க இங்கே இருக்க இருக்கிறது உண்மையெல்லாம் சவுண்டு கொடுக்க முடியுமா ஏய் ஏய் செஞ்சு பாருங்க சாமி ப்ளீஸ் நம்ம மனசில் ஓடிக்கணும் யாரு ஹேய் யாரு கேட்குறேன்ல Hey, say. Hey. Hey. Hey, Saiko. Hey, Saiko, bad. ಈ ಸ್ಯಾರಿ ಕಾಣೋ கைஸ் இந்த இடம்லாம் ரொம்ப நேரவாக இருக்குது அதனால் போகவே முடியல குக்கமான சாம்புமான ஏ மரியா ஏ மரியா இந்த சொப்பு விளையாட்டெல்லாம் போதும் என்ன உண்மையாகவே நீ எங்கேயாவது இருந்தீனா வா அவ்வளோதானா விளையாட்டு ஆறா ஏய் சைக்கோ எங்கடா இருக்க தைரியம் இருந்தா வாடா முன்னாடி வாடா ஏய் எங்கடா இருக்க சைக்கோ தானா நீ நாய சைக்கோ இல்லடா ஏய் என்னடா சொல்ற பண்ணி ஹேய் என்னடா சொன்ன இப்போ ஹேய் ஹேய் ஏய் ஏய் என்னடா சொன்ன இப்போ சைக்கோ இல்லடா சைக்கோ தான்டா நீ செத்து முந்நூறு வருஷம் ஆச்சு ஏய் ஹேய் Hey! எங்கே இந்த சவுண்டு வருதுன்னு தெரியலையே சொன்ன மாட்டேங்களா சாரி எனக்கு பயமாயிடுச்சு தனியாக வந்தங்காட்டி ரொம்ப பயமாயிடுச்சு ப்ளீஸ் அவன் பேசுனதை கேட்டிங்களா சத்தியமாக முடியல சைக்கோ வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது ஆனால் பட் அதே முந்நூறு வருஷம் இப்போ சைக்கோவாக பேயானே தெரியல ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பணும் நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஒரு ஃபினிஷிங் ஃபினிஷிங் இது ரெண்டு ரெண்டு ரெண்டு கார்டு கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிட்டு அங்கே இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வழி வேறு எங்கிட்டும் தெரியலையே நாய் வேறு கத்துது அங்கேயே கடிச்சு வச்சுச்சுமா ஹே கைஸ் வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டேன் டு பி ஃப்ரேங்க் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடம் வந்து நல்ல பிளேஸ் தான் பட் சைக்கோ இருக்கான்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் மேபி யாராவது பொய் சொல்லி இந்த மாதிரி யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல பட் எனக்கு அந்த வாய்ஸ்லாம் பயங்கரமாக கேட்டுச்சு நீங்களும் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஹெல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நான் வெளில வந்துட்டேன் தள்ளி வந்துட்டேன் ஸோ இப்போ ப்ராப்ளம் இல்லை வாயிலாக குளறது ஓகே கைஸ் இந்த சுடக்காடு வீடியோவுக்கு நம்ம மறுபடியும் வருவேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பசங்களோட சேர்ந்து வரலான்ட்ருக்கேன் ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டேட்யூண்ட் கிட் கோஸ்ட் கைட் பை டேக் கேர்